ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா exercise one point one tenth standard maths so first இதில் ஃபஸ்ட் சம் பார்த்திங்க அப்படின்னா கிவன் வந்து ஏ அண்ட் பி கிவன் கொடுத்துட்டாங்க ஸோ இதை வச்சு நம்ம A cross B A cross A B கிராஸே ஏ கண்டுபிடிக்கணும் so A and B given நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் two comma minus two comma three B வந்து one comma minus four so first வந்து நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா A cross B A cross B எப்படி ஃபைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்பர் ஏலையும் பியில் ஃபஸ்ட் நம்பர் ஸோ அதை வந்து ஆர்டர் பேரில் எழுதணும் டூ கமா ஒன் அதே மாதிரி எல்லாமே two comma minus four so இன்னும் உங்களுக்கு அப்படி புரிகிற மாதிரினா நெக்ஸ்ட்டு பார்த்தி இந்த டூ கமா ஒன் அதே அதுலேருந்து டூ கமா மைனஸ் ஃபோர் அதே மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸ்க்குமே இப்போ minus two comma one minus க two comma minus four so அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் நம்ம எழுதலாம் அதே சேம் வே அந்த த்ரீக்கும் ஸோ அப்போ எழுதலாமா minus 2 comma 1 minus 2 comma minus 4 next on the 3 which will 3 comma minus sorry sorry plus 1 3 comma minus 4 so this is a cross b same this is the find a cross a find a cross a a into a 2 comma minus 2 comma 3 into two comma minus two comma three same தான் எழுதணும் ஏன்னா நம்ம ஏ இன்ட்டு ஏ தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ரெண்டையுமே எழுதுகிறோம் ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி போன இதில் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி டூ இதில் டூ இதிலேருந்து இந்த டூ வச்சு மற்ற மூணு நம்பர்ஸ் அங்கே இருக்க இன்னொரு ஏழு இருக்கக்கூடிய மூணு நம்பர்ஸ் நம்ம எழுதணும் லைக் எப்படி நம்ம போன இதில் பண்ணோமோ அதே மாதிரி so two comma two two comma minus two two comma three next நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் நம்பர் வச்சு minus two comma two minus two comma minus two minus two comma plus three so இந்த இது நம்பர் போட்டோம் அதே மாதிரி இன்னொரு நம்பர் இருக்குது த்ரீ இருக்குது த்ரீ வச்சு அதெல்லாம் three comma two three comma minus two three comma three so இதுதான் நம்மளோட ஏ கிராஸ் ஏ ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது வந்துட்டு பி கிராஸ் ஏ ஃபைன் பண்ணுறோம் so B cross A is equal to பியோட வேல்யூ வந்து என்ன ஒன் கமா மைனஸ் ஃபோர் அதை நம்ம ஃபஸ்ட் இங்கே எழுதிடணும் one comma minus four next cross ஏவோட value two comma minus two comma three so இது ரெண்டு நம்ம அப்போ ஒன் டைம் நம்ம சொன்ன மாதிரி அதே மாதிரி ஆர்டர் பேர் எழுதணும் one comma two 1 comma minus 2 1 comma 3 next minus 4 comma 2 minus 4 comma minus 2 minus 4 comma 3 இதுதான் நமக்கு உண்டான ஆன்சர் மூணையுமே நம்ம என்ன பணியாத்து find பணியாத்து next second subdivision a is equal to b is equal to p comma q so a கும் என்னது p comma q தான் b கும் பி கமா கியூ தான் இதுதான் நம்மளோட கிவன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைன் பண்ண வேண்டியது A cross B A cross A B cross A so first A cross B find பண்ணும்போது P comma Q cross P comma Q so first இது ரெண்டை கண்டுபிடிக்கணும் ஸோ சேம் போனதில் பண்ண மாதிரியே first P comma P P comma Q Q comma P அப்புறம் கியூ கமா நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஏ கிராஸ் ஏ ஃபைன் பண்ண போகிறோம் ஏ கிராஸ் ஏ சேம் அதே தான் பீக்கமாக கியூ தான் ஏவும் அதே பீக்கமாக கியூ ஸோ போன சமுக்கு போன டாபிக் போட்ட மாதிரி ஏ கிராஸ் பீக் போட்ட மாதிரி அதே ஆன்சர்ஸ் தான் வரும் so P P P Q Q comma P Q comma Q இதே தான் வரும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோன்னா பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே ஏவும் ஒன்று தான் பியும் ஒன்று தான் ஸோ சேம் அதே ஆன்சர்ஸ் தான் திருப்பி ரிட்டன் ஆகும் ஸோ அதை எழுதிக்கிறோம் பியோட வேல்யூ ஏவோட வேல்யூ கிராஸ் எழுதிட்டு ஸோ சேம் அதே மாதிரி P comma P P comma Q Q comma P Q comma Q இதை வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் third subtopic A is equal to M comma N and B is equal to null set null set null set அப்படின்னா வந்து ஜீரோ அப்படின்னு அர்த்தம் எதுவுமே இல்லை அப்படின்றது அர்த்தம் தான் நல் செட் ஸோ இங்கே A cross B first find பண்ணும் ஏவோட வேல்யூ எம் என் பியோட வேல்யூ நல் செட்டப்புக்கு ஜீரோ அப்படின்றது தான் அர்த்தம் நம்ம நல் செட்டப் சிம்பிளே போட்டுக்கலாம் நல் செட்டப்னா வந்து நத்திங் அதாவது நான் போய் சொன்ன மாதிரி தான் எதுவுமே அதில் இல்லை ஜீரோ அப்படின்னு அர்த்தம் so zero into anything வந்து ஜீரோ தான் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஜீரோ இன்ட்டு எனி திங் அது வந்து நம்ம ஜீரோன்னு தான் சொல்லுவோம் ஸோ அப்படி இருக்கும்போது ஏ கிராஸ் பியோட வேல்யூ என்னவாக தான் இருக்கும் ஏ கிராஸ் பியோட வேல்யூ நல் செட் அது ஜீரோ தான் ஸோ அதனால் அது நல் செட் நம்ம போட்டுக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி தான் பி கிராஸ் ஏனாலும் சேம் அதே தான் ஆன்சர் வரும் ஏன்னா அதுவும் வந்து null set cross M comma N வரும் ஸோ அதுவும் ஜீரோ தான் ஸோ ஏ கிராஸ் ஏல மட்டும் நம்மளுக்கு வேல்யூ ஏன்னா ஏலையும் ஏ வந்து எம் கம்மா என் கிராஸ் திருப்பி ஏ வந்து எம் கம்மா என் ஸோ இதை நம்ம ஆர்டர் பேரில் அதாவது கிராஸ் பண்ணி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி எழுதும்போது M comma M M comma N அப்புறம் வந்து N comma N and N comma N thank you